ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ஒன் பாலாஜி ப்ரோ இப்போ வந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோம் திருப்பூர்லேருந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்து நம்ம போகிறோம் ரொம்ப முக்கியமான திருக்கோவில் முருகருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான திருக்கோவில் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த இடம் தான் சென்னிமலைங்க இன்னும் நிறைய நிறைய சிறப்பம்சங்கள் அந்த கோவில் பற்றி அந்த இடத்தை பற்றி அந்த ஊரை பற்றி அந்த மலையை பற்றி இந்த வீடியோவில் இருக்க போது அங்கவே போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்ம சுற்றி காமிச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் கணேஷ் ராகவ் நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் இருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ரொம்ப பழமையான கோவில் மற்றும் பழமையான ஊருன்னு சொல்லணும் தமிழ் இலக்கியங்களில் இந்த ஊரை பற்றியான குறிப்புகள் நிறைய இருக்குது பிள்ளை தமிழ் அந்தாதி அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதனால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இந்த ஊரை பற்றி இலக்கியங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் சேர தேசத்தை சேர்ந்த ஊர் இந்த ஊரில் இரும்புக்கு ரொம்ப விசேஷம் இப்போ வந்து கைத்தறுக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குது ஆயிரத்தி எழுநூறு அடிகள் கொண்ட மலையில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகள் இருக்குது செங்குத்தான மலைப்பயணம்னு சொல்லணும் இந்த ஒரு மலையில் இருபது தீர்த்தங்கள் இருக்குது அதில் ஒரு தீர்த்தமான மாமாங்க தீர்த்தம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வறட்சியான கோடை காலத்தில் பொங்கி வருது இது ரொம்ப அதிசயமாக இங்கே பார்க்கப்படுது இன்னொரு ஒரு அதிசயமான நிகழ்வு இங்கே நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகள் பயணத்தை ஒரு மாட்டு வண்டியில் இரண்டு மாடுகள் பூட்டி கடந்திருக்காங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இது ரொம்ப அதிசயமாக இங்கே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தினமும் மாடுகள் தான் இங்கே முருகப்பெருமானுக்கு கீழே போய் படிக்கட்டுகள் வழியாக தண்ணீரை கொண்டு வந்து தருது திருமஞ்சனத்துக்காக இன்னும் இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு இதை நம்ம நம்ம வீடியோலையும் காமிச்சிருக்கோம் இன்னும் இந்த கோவிலை பற்றியான சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் பண்ண கோவில் இங்கேருந்து தான் நம்மளுக்கு கந்த சஷ்டி கவசம் கிடச்சிது இன்னும் வந்து இங்கே தான் முருகப்பெருமான் அவருக்கு அவரே பூஜை பண்ண இடம் அருணகிரிநாதருக்கு படிக்காசு தந்த இடம் இந்த கோவிலில் வள்ளி தேவியானை தவம் பண்ணி முருகப்பெருமான மணந்தாங்க பின்னாக்கு சித்தர் இந்த ஒரு மலையில் தான் இருந்து ஜீவசமாதி ஆனார் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் இப்படி இந்த ஊரை பற்றியான இந்த கோவில் பற்றியான சிறப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வந்துட்டோங்க சென்னிமலை முருகர் கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவிலுங்க இது இங்கே ஒரு பெரிய மண்டபம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே படிக்கட்டுகள் இருக்குது நீங்கள் படிக்கட்டு வழியாகவும் வரலாம் அற்புதம் கோபுர காட்சி இங்கே இந்த குங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி கோவிலுக்கு வெளியே பெரிய ஸ்தம்பம் இருக்குங்க நீங்கள் அதிகமாக எல்லா கோவில்கள்லையும் பார்க்க முடியுது குரங்குகள் நிறைய இருக்குது இந்த மலையில் குரங்குகள் மயில்கள் இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே மயில்கள் நிறைய இருக்குது வழியாக போனோம் போல் இங்கே விநாயகர் இருக்கார் முதல்ல அவரை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரோம் கோபுர தரிசனம் சுதை சிற்பங்கள் அற்புதமாக இருக்குது முருகர் விநாயகர் பாருங்கள் கல் சங்கிலி பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு அற்புதம் நிறைய குரங்குகள் இருக்குது நீங்கள் எதுவும் உங்கள் பேக்கெட்லேருந்து எடுக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நேராக சுவாமி சன்னதி தான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுதான் சுவாமியோட விமானம் அற்புதமான காட்சி அழகாக சின்னதாக இருப்பார் இங்கே மார்க்கண்டேஸ்வரர் சிவபெருமான் இங்கே ஒரு இடம் போதுங்க அமிர்தவல்லி குகைக்கு செல்லும் வழி நம்ம போய் பார்க்கலாம் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி வள்ளி தேவியானே இங்கே வந்து தவம் இருந்தாங்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்ற பேரோட அங்கே நம்ம போகலாம் மயில் தெரியுதா மயில் நிறைய இருக்குது இந்த பக்கம்தான் அந்த குகைக்கு போகிற வழி நம்ம போகலாம் வந்துட்டோங்க அமிர்தவல்லி சுந்தரவல்லி கோயில் போகலாம் நம்ம உள்ள பழைய கோவில் விமானம் பாருங்க நம்ம திரும்பவும் கீழே போயிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லணும் இந்த ஊர் ரொம்ப தொன்மை வாய்ந்த ஊர் நிறைய ஆதி காலங்கள்னு சொல்லுவாங்க அங்கேருந்து செய்யப்பட்ட கருவிகள் நம்ம சங்க காலத்தில் ஏற்று நூலில் இடம்பெற்ற இடம் இந்த சென்னிமலை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அருள்மிகு சிவன் மலை காட்சி பனிமூட்டமாக இருக்குது இல்லை உங்களுக்கு தெரியுது சிவன் மலையும் ரொம்ப அற்புதமான மலை அங்கேயும் நம்ம போனோம் இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா அமிர்தவல்லி சுந்தரவல்லி கோவில் அதுக்கு பின்னாடி வந்து இன்னும் போகுது இடம் இந்த பக்கம்தான் குகை இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு தெரியல இந்த சென்னிமலை இல்லை தாங்க ஸ்ரீ பாலன் தேவராய சுவாமி அவங்க வந்து கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் பண்ணாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா மாட விளக்கத்தைன்னு சொல்லிட்டு காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற ஊரை சார்ந்தவர் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் நம்ம தினம் தினம் வீட்டில் ஒழிச்சிட்ருக்க கவசம் இங்கேருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிது ஆணி பாதுகை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு சித்தர் குகை இருக்குங்க பின்னாக்கு சித்தர் இங்கே தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் இவர் இங்கே வருங்க சங்குலிலாம் இருக்குது இங்கே கிழக்கு சித்தர் குகை இதுதான் குகை உள்ள போது நாக்கு சித்தர் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்து பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பதினெட்டு சித்தர்களுக்கு ஒருவர் புண்ணாக்கு சித்தர்னும் இவருக்கு பேர் இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர்கிட்டேருந்து ஞானம் பெற்றவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வான் மார்க்கமாக வந்தாராம் இங்கே வந்து தவம் இருந்து இங்கே முக்தி அடைஞ்சாராம் அவர் நாக்கை இப்படி பின்னில் மடித்து வாக்கு சொன்னதுனால அவருக்கு பின்னாக்கு சித்தர்னு பேர் இருக்குது இங்கே வந்து சங்கிலி சங்கிலி வந்து அவருக்கு வேண்டுதல் பண்ணி வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னா அந்த சங்கிலி எடுத்துருவாங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பப்படுது அவரோட ஜீவசமாதி முக்தி அடைந்த இடம் இங்கே தான் இருக்குது குகை இங்கே இருக்குது பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கீழே போகலாம் கோவில்கிட்ட இங்கே நேராக வந்து முருகன் சரஸ்வ சன்னதி அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேஸ்வரர் இங்கே வந்து காசி விஸ்வநாதர் இங்கே பைரவர் நவகிரகம் இதுதான் இந்த கோவிலுங்க அற்புதம் இப்போ நம்ம கோவில் வெளியே போயிட்டு கோவிலோட வரலாறு எல்லாமே சொல்லிடுறோம் இந்த காலை தாங்க கீழே போயிட்டு அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருது திருமஞ்சனம் தண்ணீர் இது தினம் நடக்கிற அதிசயம் சிங்காரவேலன் ஆஹா இது தினம் நடக்கும் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே மேலேருந்து கீழேன்னு இந்த சிங்கார வேலன் இந்த காலை மூலயமா தான் வந்து திருமஞ்சன நீர் கொண்டு வரப்படுது செம்ம பல்காக இருக்கு லட்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ரொம்ப அற்புதமான திருக்கோவில் இப்போ நாங்கள் படிக்கட்டுகளில் இருக்கோம் படிக்கட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகள் இந்த படிக்கட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிப்ரவரி மாதத்தில் ரெண்டு மாடுகளை பூட்டிய மாட்டு வண்டி வந்து இந்த படிக்கட்டுகளில் நிற்காமல் ஏறி இருக்குது இது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக அந்த காலத்தில் வந்து நிறைய இங்கே போற்றப்பட்டிருக்கு நிறைய மக்கள் அதை பேசியிருக்காங்க இப்போவும் அது ஃபேமஸ் இப்போவும் அந்த மாட்டு வண்டியை வந்து பராமரித்து வந்துட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாடு அந்த மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சனை தண்ணீரை வந்து கீழே வந்து மேலே கொண்டு வருது திரும்பியும் கீழே போகுது திரும்பியும் கொண்டு வருது அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோவிலில் இன்னும் நிறைய நிறைய அதிசயங்கள் இந்த கோவிலில் இருக்குது கிட்டத்தட்ட இருபது தீர்த்தங்கள் வந்து இந்த மலையில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புனித தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பின்னாக்கு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது இந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் ஒரு மாடு வந்து தானாகவே ஒரு இடத்துல வந்து பாலை வந்து சுரக்குது அந்த இடத்த வந்து அந்த உரிமையாளர் தோண்டி பார்க்கும்போது இந்த முருகப்பெருமான் கிடைக்கிறாரு முருகப்பெருமான் பாதி வந்து செதுக்கப்பட்டிருக்காரு துடைக்கு கீழே வந்து செதுக்கப்படலை அந்த செதுக்கப்பட்டாமல் இருந்தது வந்து செதுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வருதா முருகப்பெருமானுக்கு வேணாம் அவர் இப்படியே இருக்க முடிவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டியிருக்காங்க முருகப்பெருமானை முருகப்பெருமானே வந்து இங்கே பூஜை பண்ண கோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சேர மன்னர் வந்து இங்கே வந்திருக்காரு வந்து அவருக்கு பூஜை பண்ண அர்ச்சகர் இல்லாததுனால முருகப்பெருமானே வந்து அர்ச்சகராக வந்து இவருக்கு பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது இடும்பன் இடும்பன் வந்து அகத்தியரோட சிஷ்யனாக இருக்கார் ஒரு அசுரன் சொல்லணும் அவர் அந்த இடும்பன் வந்து அகத்தியர் வந்து சிவபூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து கொண்டு வர சொல்கிறாரு அப்போ இடும்பனுக்கு வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பொதிகை மலை எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ வந்து ரெண்டு மலை சிவகிரி சத்தியகிரின்ற ரெண்டு மலையை காவடி மாதிரி தூக்கிக்கிட்டு இடும்பன் வந்து வராரு வந்து இந்த இடத்துல தான் இந்த சென்னிமலைக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து முருகப்பெருமான் வந்து பொதிகை மலைக்கு வந்து வழிகாட்டுறாரு இடும்பன் வந்து அந்த ரெண்டு மலையும் தூக்கிட்டு அங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் நிறைய நிறைய நிறைய நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் செய்த இடம் இந்த இடம் தான் அது மட்டும் இல்லாமல் வள்ளி தேவியானை வந்து சுந்தரவள்ளி அமிர்தவள்ளின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தவம் பண்ணி இங்கே முருகப்பெருமானை திரும்பியும் மணந்தாங்க இன்னும் நிறைய இருக்குங்க நிறைய நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நிறைய வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான மலை லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் வாங்க முடிஞ்சால் படிக்கட்டுகளில் ஏறி வாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கட்டில் ஏறி வர்றது இப்போ எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் இப்படி வந்துட்டோம் அற்புதமான திருக்கோவில் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன் bye from Ganesh Raghav and Balaji bro bye friends bye